இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்னைக்கு வந்துட்டோம் சென்னைக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சித்தி வீட்டுக்கு போக போகிறோம் அங்கே வந்து மெஹந்தி இருக்குது அப்புறம் வந்து சாதம் நலங்கம் வைக்கிறோம் அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஷாப்பிங் எங்களுக்கு சாரீ வாங்குறது அப்புறம் அதுக்கான எல்லாமே வாங்குறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக வந்து ரெண்டு மூணு நாள் வந்து போயிடுச்சு நாங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டோம் இது பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா பொண்ணு ஓடி போயிடுங்க இது வந்து ரோகிணி சரி உங்களுக்கு அங்க போய் நான் எல்லாரையும் காட்டுறேன் Thank you. đi thì còn ta chi <laughs> con à nghe à. <laughs> hai số lượng lục mặt வந்துட்டோம் வந்துட்டோம் எல்லாருக்குமே நான் வந்து அவங்க வந்து வேற இந்தியாவுக்கு வரேன்னு சொன்னோன்னு தான் தெரிஞ்சு video okay okay laddu specialist laddu பரவாயில்ல லட்டு போடும்போது அப்படிதான் இருப்பாங்க எல்லாம் கூட்டு போவா கம் கம் பாவா இங்க இங்க மாப்பிள்ள சார் வராரு வராரு போயிட்டு Kunjung gumbu juga nih kan. Thank you. அப்புறம் எண்ணெய் ஊத்திட்டீங்க அப்புறம் <laughs> நடுவுல வந்து பூந்துட்டேன் என்ன கேமரா எடுக்க மாட்டேன் எடுத்தா நான் வைக்க மாட்டேன் கேமராவை கவர் பண்ணிடலாம் அது ஏன் இது கோல்டு ஃபிஷ் ரோகிக்கு வந்து இப்போ நம்ம முகத்தை காட்டுங்க வெற்றிகரமாக வந்து one hour almost one and half hours கிட்ட போட்டுட்ருக்காங்க ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டுகளை கீழே தெரிக்க விடுங்க கமெண்ட் பாக்ஸே பார்த்து லைக்கு நிறைய போடுங்க கல்யாண பொண்ணுக்கு மெஹந்தி போடுறாங்க லட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க அக்கா எல்லாருமே மாமா இல்ல மாமா லட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க சித்தப்பா வீட்லயே எல்லா ஸ்வீட்டும் ஆமாக்கா நேற்று வந்து மைசூர் பாக்கு முடிச்சிட்டோம் அங்கே இருக்குது டப்பாவில் வந்து லட்டு பிடிச்சிட்டு இருக்கோம் இது எதுக்கா வருஷம் வந்து வருஷ கொடுக்குற பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து வருஷம் கொடுக்கறதுக்காக வரலட்சுமிக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு மெஹந்தி பேர் காமிக்கலாமா இங்கே மட்டும் வைக்கலாம் பேர்லாம் இங்கே இருக்கு வரும் தெரியல ஆ விழுந்துச்சு கொஞ்சம் பேக் சைட் சூப்பர் சூப்பர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேங்களா காட்டுங்க உங்க கை காட்டுங்க இவங்கெல்லாம் மெஹந்தி எடுத்துட்டாங்க இங்க பாருங்க எவ்வளவு டார்க் அவுட் இருக்கு இன்னும் நைட் நல்லா டார்க் ஆயிடும் இப்பயே ஆரஞ்சா இருக்கு அப்படிதான் உனக்கு இருக்கா நீ ஒன் மினிட் தான வெச்ச ஒரு விரல் குறச்சி 1 மினிட்ல இவ்வளவு டார்க்கா வந்திருக்குடா உனக்கு மெஹந்தி பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டு முடிச்சுட்டாங்க கொஞ்சம் பேர் நாங்களாம் வந்து மெஹந்தி இது மாதிரி தான் போடுவோம் இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து சாயந்தரம் வந்து நிலம் இருக்குது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக போடுறேன்னா